ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ புத்தாண்டு நேத்தே முடிஞ்சிச்சுங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு ரெண்டாம் தேதி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூணு ஸ்பெஷல் சாரீஸோட வந்திருக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த சாரீஸ் பிடிச்சிருக்கோ எங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அவைலபிள் இருந்தால் புக் பண்ணி கொடுத்துட்றேங்க ஸோ ரிச் அண்ட் ஹை குவாலிட்டியா இருக்கக்கூடிய டர்னிங் மாடல் தாங்க எடுத்த உடனே பார்க்க போறீங்க ரொம்பவே அழகா அற்புதமா பியூட்டி ஃபுல்லா சூப்பரா நீம் ஜெருகை யூஸ் பண்ணி மேக் பண்ணிருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான டர்னிங் மாடலுங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க டூபியான் த்ரெட் யூஸ் பண்ணி புட்டாஸ் மேக் பண்ணிருக்குங்க ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவா இருக்குங்க so turning part of the sari அப்படிங்கிறது கீழே இந்த ஒரு ஜான் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு ஜான் பூராமே உங்களுக்கு டர்னிங் மாதிரி வந்துடும் ரொம்பவே எடுப்பாகவும் அட்ராக்டிவாவும் சூப்பராகவும் வந்திருக்குங்க சோ பாருங்க மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கக்கூடிய அழகான டிசைன் டிசைனுங்க சூப்பரா இருக்கக்கூடிய சாரீங்க சாரியுடைய ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கிடையாது எல்லா பகுதியிலையுமே சேம் இன்டர்வல் கேப்ல உங்களுக்கு கன்சிஸ்டன்டா புட்டாஸ் வந்திருக்குங்க சோ அழகாவும் சூப்பராகவும் இருக்கக்கூடிய இந்த டர்னிங் மாடல் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான பிரைசஸ்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க சோ வார்போட ஃபர்ஸ்ட் சாரி உங்களுக்கு இப்பதான் வந்திருக்கு சோ நிறைய சாரீஸ் இதுல கலர்ஸ் வரப்போகுது வரும் பொழுது நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் இதுதாங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பீஸ் ஸோ முந்தானிக்கு கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய பிளவுஸ் பீஸ் இந்த சாரியுடையன்னு வந்துருங்க சோ நம்ம கிட்ட நீங்க வாங்கக்கூடிய சரி எல்லாமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பீஸோட தாங்க வரும் சோ பாருங்க பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நிறைய பேர் எனக்கு ஃபோல்டு பண்ண தெரியறது இல்லைங்க நாங்க சேரீயை பிரிச்சிடுறோம் அதுக்கப்புறம் எப்படி மடிக்கிறது எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லி கொடுங்க நிறைய பேர் கேக்குறீங்க சோ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோவாவே இருக்கட்டும் சோ எப்பவுமே மிடில் ஆஃப் த சேரீ பாருங்க இப்படி சேரீயை மிடில் இருந்து இப்படி தூ பாத்தீங்கன்னா எந்த பக்கம் ஃபோல்டிங் இருக்கோ அந்த பக்கம் ஃபோல்டிங் தான் தகுந்து வந்துருங்க சோ பாருங்க உள்பக்கம் அடிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா எகைன் நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க சென்டர் ஆஃப் த சாரி இப்படி பார்த்து எடுத்தீங்கன்னா நார்மலாவே வந்துருங்க சோ எகைன் அந்த மடிப்பு பாருங்க இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாங்க ரெண்டு பாதி தான் மடிக்கணும் சோ எகைன் இப்படி மடிச்சிட்டீங்கன்னா சாரி உங்களுக்கு பக்காவா ஃபோல்ட் ஆயிருங்க நீங்க பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க சோ சில்க் சாரி அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா வந்து அதை ஒரு பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ங்க கண்டிப்பா நீங்க அடிக்கடி எடுத்து ஒரு பராமரிப்பு ஒர்க் பண்ணி வச்சிடணுங்க மந்த்லி ஒன்ஸா எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயில்ல போட்டு எடுத்து வச்சீங்கன்னா சாரியுடைய சைனிங் இன்க்ரீஸ் ஆகுறதும் இல்லாம லாங் லைஃப் வருங்க ரொம்பவே உங்களுக்கு ஹைஜீனாகவும் இருக்குங்க ஸோ பாருங்க சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய இன்னொரு டர்னிங் மாடலுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்க இல்லைங்களா ஸோ அந்த டர்னிங் மாடல் மாதிரியே இதுல வந்து பாடியில புட்டா இல்லாத டர்னிங் மாடலுங்க இதுவுமே ரொம்பவே அழகாவும் அற்புதமாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குங்க ஸோ கருப்பு கலர் ரொம்பவே அட்ராக்டிவான கலருங்க ஸோ வித்தவுட் பிளாக் ஒரு சாரி சைனிங் வருது அப்படின்னா எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ பிளாக் கலர் சைனிங் இந்த சாரி பிளாக் கலர் போட்டிருக்கிறதுனால தான் அவ்வளவு சைனிங்காக அவ்வளவு அற்புதமா இருக்கு நமக்குன்னே மேக் பண்ணக்கூடிய அழகான டசல்ஸுங்க ஸோ பாருங்க சூப்பரா மேக் பண்ணிருக்கக்கூடிய இந்த சூப்பரான டசல்ஸோட இந்த சாரி உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்க வேணும்னா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பீஸ் பாருங்க இந்த சாரியுடைய பிளவுஸ் பீஸ் வந்துருங்க ஸோ ரிச் அண்ட் ஹை குவாலிட்டியா இருக்கக்கூடிய பியூர் ஹேண்ட்லூம் மேடுங்க சாஃப்ட் சில்க் சாரிங்க ஸோ பாருங்க இந்த சாரி வேணா நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ பாடியில எந்த ஒரு புட்டாவும் கிடையாது டர்னிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் ஒன்றரை ஜான் அளவுக்கு சூப்பரா வந்திருக்குங்க ஸோ சாரி பூராமே இந்த டர்னிங் ஒர்க் வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கோல்டன் ஜெரிகை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த சாரில யூஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ கோல்டன் ஜெரிகைக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குங்க ஸோ கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பீஸ் பாருங்க சாரியுடைய பேக் சைடு இருக்கு நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க ஸோ ஃப்ரண்ட் பார்ட்ல போடும் பொழுது என்ன பண்றாங்கன்னா டசல்ஸுக்கு நாங்க கேப் கொடுக்கலன்னா கேப் இல்லாம கட் பண்ணிடுறாங்க பிளவுஸ் சைஸ் பெருசா வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டசல்ஸ் போட முடியல சார் அப்படின்னு நிறைய பேர் எங்களுக்கு சொல்றீங்க ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் அப்டேட் தாங்க இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதையும் எகைன் எப்படி மடிக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன் so middle of the sari தாங்க எப்பவுமே மிடில் ஆஃப் த சாரீஸ் எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஃபோல்டிங் போகும் எகைன் மிடில்ங்க ஸோ இங்கேயும் மிடில் ஸோ இதையும் கவர் பண்ணிட்டு எகைன் இங்கேயும் மிடில் தாங்க ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாங்க நீங்க மிடில் சோ இதுவும் பாருங்க சோ பக்காவா உங்களுக்கு பினிஷிங்கா வந்து மடிச்சு எடுத்தாச்சுங்க சோ மடிக்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேங்க சோ வீடியோல ஒரு ஆஃபர் சேரீ கொடுக்கணும் இயர் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேரீஸ் உங்களுக்காக நம்ம போட்டிருக்கோம் ரொம்பவே அட்ராக்டிவா பியூட்டிஃபுல்லா சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பிளெயின் சேரீங்க நீங்க வேணும்னா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே அட்ராக்டிவான பிரைஸ்ல மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் three thousand seven fifty rupees price செக்மெண்ட்டுக்கு இந்த பிளைன் சாரி நான் உங்களுக்கு தரேங்க நீங்க வேணும்னா செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ பிளாக் கலர் த்ரெட் போட்டு வீவ் பண்ணியிருக்கேன் ஸோ கத்வா டைப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டைப்ல ஸோ மல்டிபிள் கலர் வார்ப் இருந்தது எல்லாம் போட்டு உங்களுக்காக ஒரு அழகான சாரி மேக் பண்ணியாச்சுங்க சோ அற்புதமா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த சாரி வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் three thousand seven fifty rupees price செக்மெண்ட்டுக்கு ஸோ பிளவுஸ் பாருங்க ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவா எக்ஸ்ட்ராடினரியா ஜிக் ஜாகா போட்டிருக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் பார்ட்டுங்க ரொம்பவே அழகா அற்புதமா சூப்பரா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த பிளவுஸ் பார்ட் போட்டு மேக் பண்ணிருக்கேன் இந்த சாரி வேணா நீங்க நம்ம கிட்ட செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே அழகான அற்புதமான பிரைசஸ்ல நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க சோ இதுவுமே சேமுங்க எல்லா சாரியுமே மடிக்கிறது ஒரே வித்தியாசம் தாங்க மிடில் ஆஃப் த சாரீஸ் எடுத்து இப்படி போட்டுக்குங்க எகைன் மறுபடியும் இப்படி போடுங்க சென்டர் ஆஃப் த சாரீஸ் எடுங்க மறுபடியும் சாரிடைய சென்டர்ல எடுத்து போடுங்க அதையும் சென்டர்ல போட்டீங்கன்னா பக்காவான பினிஷிங்ல உங்களுக்கு மடிஞ்சு வந்துருங்க ஸோ நீங்க மடியிலனே சொல்ல வேண்டியது இல்ல ஸோ அழகாவும் சூப்பராகவும் பியூட்டிஃபுல்லாகவும் தரக்கூடிய இந்த மூணு சாரி அப்டேட் இன்னைக்கு பார்த்தீங்க மீண்டும் ஒரு அழகான சூப்பரான வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கர்நாடக்ஸ் ராஜ்குமார் சிறுமுகையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லாத்துக்கும் இனிதா அமைய என்னுடைய வாழ்த்துக்களுங்க பண்ணுங்க உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபது பத்தொன்பது பதினெட்டு பதினேழு பதினாறு சப்போர்ட்டுகள் எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூங்க தேங்க்யூ தேங்க்யூ